ரெடி டேக் வீரா வீராதி வீரா விசகுல்ல சிங்கம் சூராதி சூரா சுப்பப்பைய பேரா நம்மூர ஒட்டு பெருக்கி ஓயாது குசு பெருக்கி కుసు పెరికి ఓయాద కుసు పెరికి ఓయాద కుసు పెరికి ఓయాద కుసు పెరికి ఓయాద కుసు పెరికి తమిళ్ కుసు పెరికి నన్న పావలు కుసు పెరికి కుసు పెరికి సిరిచిట్టే ఓయాద కుసు పెరికి ఓకే పడే గంజి తేడి కొట్టట్టి వారా అతే அங்கம்மா என்ன சொல்லிச்சு எத்தே அங்கம்மா என்ன சொல்லிச்சு அது வரைக்கும் தே மறந்து போச்சு நீ சொல்லு தே என்ன சொன்னேன் ஒத்து பறிக்கு என்ன சொன்னேன் ஒத்து பறிக்கு என்ன அதான் அவன் பேரு அதான் அவன் பேரு அது பரவாயில்ல மேடம் அது பரவாயில்ல அது பரவாயில்ல அது பிற்பாடு என்ன சொன்ன அது பரவாயில்ல அதுக்கு பிற்பாடு என்ன சொன்ன அது பரவாயில்ல அது பிற்பாடு என்ன சொன்ன ம் மறந்து நீயே சொல்லு ஓகே கொமட்டில் குத்துறேன் ஏ நான் ஏன் தொத்துக்குதான் கொமட்டில் குத்துவேன் பையனை தொத்தங்க தானே ಚಮಕ್ ಅಡ್ಚು ಚಮಕ್ ಚಮಕ್ ಅಡ್ಚು ಚಮಕ್ ಅಡ್ಚು ಚಮಕ್ ಅಡ್ಚು Ready. Sound.